வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபைவ் ஒரு வெனஸ்டே ஆகுது ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கினால நமக்கு வந்து ஒரு செல் கால் வந்து வந்துருச்சு ஸோ இன்றைக்கி நமக்கு ஜெனட்டாக இருக்க ஒரு ஃபஸ்ட்டு காலே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செல் காலே வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபஸ்ட் கால் ஸோ இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஜெனரேட் ஆனால் அந்த பைக்கால்னுடைய ட்ரெண்டு தான் இவ்வளோ நேரம் போச்சு ஸோ நம்ம வந்து அதை டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி மூமெண்ட் வந்து மார்னிங்லேருந்து இப்போ டூ ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்கெட் முடிய போகிற இந்த நேரம் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்ட்டு ஸோ இப்போ டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா sell at thirty seven thousand eight hundred and thirty three point forty அப்படின்ட்டு ஒரு செல் கால் வந்திருக்கு ஸோ இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் செல் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போகுது இல்லை ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா புட் ஆப்ஷனில் ஒரு லாட் வந்து பை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ நம்ம டார்கெட் எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் மாதிரி போயிட்டுருக்குல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இதில் நம்ம டார்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் டாரட் எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணலான்றதுக்கு பார்த்தீங்கன்னா thirty seven thousand seven hundred and thirty eight அப்படின்னு இருக்குது ஒரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம் அப்படி நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆயிருக்க காலே இந்த செல் கால் தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அதே மாதிரி இதில் கேண்டல்னுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர் சேமாகவே இருக்கும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே ஓகே ரெட் கலரில் இருக்குது இப்போ நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறதுக்காண்டி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நாங்கள் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ யார் வேணாலும் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணாலே போதும் பார்த்தீங்கனாலே போதும் தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே நார்மல் கேண்டில்ஸ் ரன் ஆகிற மாதிரியே ரன் ஆகிட்டே இருக்கையில் கேண்டில் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலர் மாறிட்டு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் டார்கெட் எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ்னால் எங்கே மெயின்டைன் பண்ணலான்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கொடுத்துட்டே இருக்கும் உங்களுடைய வேலை டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஜஸ்ட் நமக்கு அந்த டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா thirty seven thousand seven hundred and sixty range வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஒரு மோர் தென் சிக்ஸ்டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் அந்த செல்லு அந்த செல்லிங் ரேஞ்சுக்கு மேலே அப்படி ட்ரேடிங் போனாலும் சடனாக மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு ஸோ மார்க்கெட் லுக்கு பார்க்கும்போது நல்லா டவுனில் இறங்க போகிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா டவுனில் இறங்க போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த கால் நேராக போய் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ரிவர்ஸ் ஆகிட்டு போய் ஸ்டாப் லாஸ் போய் அச்சீவ் பண்ணுதான் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கேண்டில் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ ஃபோர்த் கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து நமக்கு ரீச் வந்து கொடுக்குது ஸோ இப்போ நமக்கு தேர்ட்டி செவன் எயிட் தேர்ட்டி த்ரீல வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே டவுன் சைடில் இறங்கிருச்சு அதாவது செவன் தேர்ட்டி வரைக்கும் டவுனில் இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு இப்போ ப்ரீவியஸாக வந்து அந்த பைக் ஆலைங்க ஷோ பண்ணுறோம் இன்றைக்கி ஃபுல் டே அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது இப்போ ஆல்ரெடி பைக்கால் ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா பைக்கால் போயிட்டுருக்குன்னா அடுத்த கால் வந்தால் செல் கால் தான் வரும் அப்படி தான் நமக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் ஒரு கால் தேர்ட்டி சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டியில் வந்துச்சு வந்து அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டேலே ஒரு த்ரீ ஓ கிளாக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் ரீச் கொடுத்து செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணுச்சு அடுத்து இன்னைக்கு ஜான் ஃபிஃப்த்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதே தேர்ட்டி செவன் தௌசண்டில் தான் ஓப்பனிங்கே இருந்துச்சு அடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் ஃபுல்லாக ரைஸ் தான் thirty seven five hundred six hundred range வரைக்கும் மார்க்கெட் போச்சு பட் ஒன்ஸ் அந்த thirty seven six hundred reach reach ஆனோன்னா கொஞ்சம் ஸ்லோவாச்சு நான் இறங்கும்னு நினச்சோம் பட் அகெயின் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டும் ஏற ஆரம்பிச்சதில் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு அடுத்து இப்போ ஒரு டூ ஃபிஃப்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ரேஞ்சு அந்த ரிவர்ஸ் ஆனுச்சு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனதில் தேர்ட்டி செவன் எயிட் தேர்ட்டி வரும்போது நமக்கு காலாக மாறிட்டு இப்போ ஃபிஃப்த் கேண்டில் வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly put option thirty eight thousand five hundred put option தான் இது செவன் நைன்ட்டி நைனில் பை கால் வந்திருக்கு அது வந்து ஒரு எயிட் நைன்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன்லேயும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது thirty eight thousand five hundred weekly put option ஓகேங்களா ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ